ஸோ கைஸ் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்க்குறது நம்ம சேனல் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்போ வந்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் அதுக்கப்புறமா பெல் பட்டன் ஒன்று அது கிளிக் பண்ணி அவளுங்கிற நோட்டிஃபிகேஷன் பண்ண என்ன பண்ணுங்க அதுக்கப்புறமா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் பண்ணி அழிச்சு விடுங்க ஓகேவா ஸோ அந்த கமெண்ட் பாக்ஸ் தான் சும்மாவே இருக்குது அதில் எனக்கு ஐநூறு கமெண்ட்டை போட்டுவிடுங்க ஓகேவா ஸோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மில்லில் இறங்கி கொண்டே இருக்கிறோம் கைஸ் வேற லெவலில் இறங்கி கொண்டே இருக்கிறோம் இது வந்துட்டு ஒரு சமையான ஒரு சோலோ வர்சஸ் ஸ்குவாட் மேட்ச் தான் கைஸ் சோலோ வர்சஸ் ஸ்குவாடா என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஸ்கோலோ வர்சஸ் ஸ்குவாடில் வந்து இறங்கி வேற லெவலில் பங்கமாக ஒரு முப்பது முப்பத்தி ஏழு கில் அடிச்சிருக்கோங்க கைஸ் முப்பத்தி ஏழு கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா கைஸ் யாரா கில் அடிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தரமான எல்லாத்தையும் வெறித்தனமான ஒரு ப்ரோ பிளேயர்ஸை பொறுத்து அடிச்சு வேற லெவல் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பாருங்க ஓகேவா ஸோ சார்ஜ் பூஸ்ட் கண்ணு கிடச்சிட்டு இதில் வந்து ஒரு பேக் இருக்குது சரி ரைட்டு எடுத்துக்கிடுவோம் இதில் வந்து ஒரு பிடிக்கிட்டு இருக்கு சிரைட்டு இங்கே இங்கே ஒரு குப்பை இருக்குது எல்லாத்தையும் எடுத்து வேற லெவலில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் எங்கடா எடிபி எங்கடா எடுபி அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இங்கே ஒரு குப்பை இருக்குது எல்லா பக்கமும் குப்பை குப்பையாக இருக்குது எல்லா குப்பையும் வேற லெவலில் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இங்கே இருக்கோம் எனிமி எங்கே இருக்கோம் எங்கே எங்கே எங்கடா இருக்கிறோ எங்கே இருக்கிறா இந்த இறங்க நம்பருங்க ஐயோ இவ்வளோ தூரத்தில் நம்ம அடிக்க முடியாது சரி இங்கிட்டு இங்கிட்டு அடிச்சு பார்ப்போம் இங்கே எங்கே எங்கே ஐயோ இந்த மெசேஜை போட்டு உயிரை வாக்காதீங்கடா வாட்ஸ்அப்பில் ஏடா இப்படி பட்டிருக்கு ஏடா பாவிகளா மெசேஜை போட்டு உயிரை வாங்குறாங்க இவங்களுக்குலாம் ஏதாவது படம் அடி அடி அடி அடி அடி அடி அடி அடி பட வேற லெவல் ஒரு கிலோ அடிச்சாச்சு ரெண்டாவது ஒரு ப்ரோ பிளேயர் வந்தார் அவரும் அடிச்சாச்சு ரெண்டு ப்ரோ இல்லை வச்சு வேற லெவலில் பண்ணியாச்சு சரி லைட்டு ரெண்டு கிலோ அடிச்சாச்சு இது வரைக்கும் ரெண்டு கிலோ அடிச்சிருக்கோம் நல்லா வந்து கவிச்சு வெயிட் பண்ணி பாருங்க அங்கே கீழே ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்காங்க அவங்க லைட் டே டே டே வெயிட்டிங் பண்ணுங்கடா ரெண்டு கிலோ எனக்கு தானே வேணும் சண்டை போட்டு ஒரு கிலோ வேஸ்ட் பண்ணிடக்கூடாது ஏ நில்லுக்கடா நில்லுக்கு ஐயா அதுக்குள்ளே அடிச்சுட்டு அடி வச்சு விட்டாயே ஒருத்தர் சேர்த்து விட்டான் சரிட்டு ஏ டே டே டே அப்பாடா ஒரு கிலோ அடிச்சாச்சு இன்னொரு நாய் இருக்கு அது உயிரோடு இருக்கு அந்த இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு அடிச்சு இருடா இருடா இருடா இருடா செத்து தோந்தாலும் அதுக்குள்ள நாயே அஜிஜோ கடவுளே டே டே அப்பாடா எங்கிட்ட கிட்டோ அடிக்க முடியல அதான் வேற ரவுலி சரி ரைட்டு பார்ப்போம் ம் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருந்து எங்கே எங்கே எங்கே அடி அடி அடி அடி அப்பாடா வேற லெவலு எல்லா பக்கமும் ஸ்குவாடே முடிச்சோம் பார்த்தீங்களா அதான் வேற லெவலு எல்லாம் ஒரு ஸ்குவாட் ப்ரோ பிளேஸ் கைஸ் வேற லெவலில் முடிச்சு வேற லெவல் பங்கம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பாருங்க இங்கே வந்துட்டு ஒரு பேரஃபுல் கன் நம்மளுக்கு வந்துட்டு பேரஃபுல் கன் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் கைஸ் அதனால் அந்த கன் எடுத்துட்டு வேற லெவலில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் இங்கே என்ன இருக்குது இங்கே ஒரு பின்னாடி இருக்குது சரி ரைட்டு வேற லெவலில் ஓடுவோம் எவ்வளோ மெதுவாக ஓடிட்டு இருக்காங்க ஐயோ எல்லா சோனும் அலையும் குறைஞ்சிரும் போல இருக்கே சரி ரைட் அப்படியே வேகமாக வந்துட்டு பீக்கு கொஞ்சம் இங்கே வந்துட்டு வேற லெவலில் ஒரு கெட்ட போட்டு வேற லெவலில் முடிச்சாச்சு பீக்கில் வந்து பையில பிடிச்சாச்சு கைஸ் அதுக்கப்புறமா வேற எங்கேயாவது ப்ரோ பிளேயர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருக்கேன் எந்த பக்கமும் ப்ரோ பிளேயர்ஸ் இல்லை சரி ரைட்டு பார்ப்போம் இல்லை நம்ம ப்ரோ பிளேயர்ஸ் லெஜன்ஸ் மட்டும் தான் முடிப்போம் பாட்ஸ்லாம் அடிக்க மாட்டோம் ஓகேவா ஸோ அப்படி மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கோம் எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பாருங்க காய்ச்சா கௌரி எடுவோ குப்பையை போட்டு என்ன பக்கம் போது சரின்னு பார்ப்போம் எங்க இருக்கோம் எங்கே இருக்கோம் இனிமே எங்கே இருக்கோம் எங்க இருக்கோம் இங்கே மேலே இறா இறா இறா இறா இறா பாட்டு பாட்டுனால சோழி முடிச்சிடும் என்ன செய்யுது இந்த மாதிரி ப்ரோ பிளேயர்லாம் லேடிஸ் பாருங்க இங்கிட்டு இருந்து எப்படி தான் அடிச்சான்னு தெரில இங்கிட்ட இருந்து எப்படி தான் அடிச்சேன் நான் அங்கிட்ட இருந்தேன் எப்படி அடிச்சான்னு தெரில ரைட்டு டே செத்து தொழில் ஆடி அப்படா வேற லோடி ஏழு கிலோ அடிச்சாச்சு அதுக்கப்புறம் இங்கே நீ இருக்கான் இங்கே இருக்கான் இங்கே இருக்கான் அப்படி விட்டுட்டு வேற அளவு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எங்க இருக்கான்னு தெரியவில்லையே கண்ணு தெரியாதுடா டேய் சவுண்டு காட்டுங்க அப்படின்னா டப்புன்னு சிக்னல் கொடுங்கன்னு அர்த்தம் சரி எங்க இருந்து அடிக்காங்கன்னு வெயிட்டிங் பண்ணி பார்ப்போம் எங்க இருக்கான் எங்க இருக்கான் எங்க இருக்கான் எங்க இருக்கான் கண்ணு தெரிய மாட்டியா கண்ணு தெரிய மாட்டியா டேய் எங்க இருக்கீங்கடா டேய் இங்கே தான் வண்டி இருந்ததுன்னா வேற எல்லாம் ஓடலாம் இந்த திடீர்னு வராம வராமல் அடி அடி அடி அடி அப்பா வேற அளவு ஹெட் அடிச்சாச்சு இது ஒரு எட்டு ஓகேவா ஸோ எட்டு விக்கெட் அடிச்சாச்சு எப்படா முப்பத்தி ஏழு அடிச்சு அப்படி வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் இந்த வந்துட்டு எங்க இருக்கு இந்த வண்டி ஓகேவா ஸோ இந்த வண்டி எடுத்துட்டு வேற லெவலில் வண்டி ஓட்டி வேகமாக கிளடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு இப்போ நப்பாசையாக வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கும் சரி எடுத்து வெயிட் பண்ணி பாருங்க வெயிட் பண்ணி பாருங்க சரி ரைட் பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம் இங்கே தான் இனிமே வரானான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு இனிமே வந்து தொலை முடியும் போட்டு போட்டு எல்லாத்தையும் பறக்க விடுவோம்டா பறக்க விடுவோம் சரி ரைட்டு இங்கே இங்கே இங்கே அடுத்து அடுத்து அடுத்து ஒரு கிட்ட இருக்கு இங்கே ரெண்டு பேர் போட்டு இருக்காங்க tight tight tight tight tight அடி தூக்கு எப்படிலாம் மிஸ் ஆகுறீங்க இந்த பார்ட்ஸ்லாம் எப்படி தான் மிஸ் ஆகுதுன்னு தெரியல வண்டி ஓட்டும் போது கரெக்டாக செய்கிறானுங்க அண்ட் உண்மையான ப்ரோ பிளேயர் கூட மிஸ் ஆக மாட்டானுங்க ஆனால் இந்த பாட்டுலாம் டப்பு டப்புன்னு மிஸ் ஆயிடுது எப்படின்னு தெரியல இங்கே பார்த்தீங்களா கரெக்டாக வண்டி ஓட்டும் மிஸ் ஆயிடும் இறங்கி தான் அடிக்கணும் போல சரி ரைட்டு ஒம்பது கிலோ அடிச்சாச்சு கைஸ் அதுக்கப்புறம் ஒரு நாக்கு கிடந்துச்சே அது இங்கே அதுவும் சுத்தா என்னன்னு தெரியலையே ஐயோ கிள்ளி வேஸ்ட்டாக போயிடும் போல ரைட்டு போவோம் எங்கே எங்கே எங்கே எங்கே எங்கே எங்கே இருக்கலாம் எனிமி அந்த இந்த வந்துட்டு இப்போ வேற லெவலு ஐயோ டே இங்கே வந்து முட்டினடா ஐயோ கண்டுபிடிச்சுவாங்க எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு அடிக்காதீங்கடா சுற்றி சுற்றி அடிக்காங்க டேஞ்சர் வேறு போட்டிருக்காங்க டே நீ செத்தாலும் பரவாயில்ல என்னை சாப்பிடிச்சாத போடு வேற லெவலுக்கு கெட்டு அடிச்சாச்சு பதினோரு கிலோ அடிச்சாச்சு கெஸ் எல்லாத்தையும் நடத்தி வெயிட் பண்ணி பாருங்க அப்போ சுட்டு வெயிட் பண்ணி பாருங்க அழுத்தி எழுத்துன்னு அழுத்தியாச்சு கேஸ் இதில் வந்து பன்னிரெண்டு கிலோ அடிச்சாச்சு எல்லாத்தையும் விக்கெட் எகிரிக்கிட்டே இருக்கணும்டா எகிரிக்கிட்டே இருக்கணும் இந்த ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டை வேற லெவலில் நூற்றி ஐம்பத்தி நூறு வேற லெவல் ஷாட்டை போட்டு முடிச்சாச்சு கேஸ் எல்லாம் உனக்கு ஹெட்டு தான்டா ஆனால் ஒரு வெறித்தனமான ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹெட்டை போட்டு முடிச்சுக்கிட்டே இருக்கும் எல்லா விக்கெட்டும் வேற லெவலில் அடிச்சு முப்பத்தேழு கிலோ அடிச்சு ஆகண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்கோம் எப்போ முப்பத்தேழு கிலோ அப்படின்னு சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லேண்டு பிடிச்ச மேட்ச் தானே அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் சரி ரைட்டு பார்ப்போம் வேறு வேறு வேறு எங்கே இனிமே இருக்கோம் பதினாலு விக்கெட் அடிச்சிருக்கோம் சரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வருது கைஸ் அந்த நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு வேற லெவலில் இருக்கும் சரி ரைட்டா அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீழே வந்துட்டு வேற ஒன்று முடிச்சாச்சு இந்த பாட்டை வேற வேற வேற எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க இங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் இனிமே இங்கே இருக்கணும் எங்கடா இருக்கான் ஐயோ கிடைக்க மாட்டேங்காங்கடா கிளம்பி இங்கே ஐம்பது கிலோ நம்ம தான் அடிக்கணும்னு காசு ஆனால் வந்துட்டு என்னன்னு தெரியலையே கில்லு கிடைக்க மாட்டேங்குது சரைண்டு பாப்போம் இப்படியே கம்ப்யூட்டராக வியூவர்ஸ் பூரா ஓடி போயிடுவாங்களே எனக்கு தெரிஞ்சு ரைட்டு அடுத்த எனிமியை டேரக்டாக காமிச்சிடுவா அதுக்கு போய் வியூவர்ஸ் பூரா என்னடா வீடியோ போடுறான் இப்போ எனிமி கூட காமிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாகிடும் ரைட்டு பாப்பா அடுத்த எனிமி வந்துட்டு இங்கே வந்துட்டு இறக்கிட்டா ரைட்டு இவனை வந்துட்டு வேற லெவலில் அடி அடி அடி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ வச்சு வேற லெவலில் புதைச்சி விட்டாச்சு சரைட்டு அடுத்து ஆட்டோ வச்சுட்டு வேற லெவலில் போவோம் எங்கே இருக்கா எனிமி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க ஓகேப்பா ஸோ எல்லா கிளியும் பேர பல்லு மட்டும்தான் ஓகேவா ஸோ அப்படியே பார்த்து போய் போயிட்டே இருக்கேன் எங்கே எனிமி இருக்கான் ஐயோ தெரிய மாட்டேங்குதே எங்கே இருக்கான் எனிமி எங்கடா இருக்கான் சரி சொல்லிட்டு இது மெதுவாக போது சரி ஐயோ இதில் வேனில் போனால் அடி விடுமோ என்னன்னு தெரியல சரி பார்ப்போம் ஏன்னா எப்போ விளாண்டமாச்சு அதனால் சுத்தமாக தெரில சரி பார்ப்போம் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் இனிமே எங்கடா இருக்கான் எங்கடா இருக்கான் இந்த இருக்கான் பாருங்க இந்த இருக்கான் இந்த இந்த பாட்டை இந்த பாட்டை வேற லெவலில் முடிக்கணும் அடி தூக்கு ஐயோ மிஸ் ஆகிட்டா பார்த்தீங்களா எப்படா மிஸ் ஆகுறீங்க வேனில் வந்தால் மட்டும் மிஸ் ஆகுறீங்களோ ஜி ஜீப்பில் மட்டும் வந்தா சரி ரைட்டா அடுத்து ஜி இங்கே இங்கே இங்கே ஒரு எனிமி இங்கே ஒரு அடி அடி அப்பாடா வேற லெவலு ஐயோ ஐயோ டே டே டே டே ஐயோ செத்து தொலைஞ்சாது அப்பாடா வேற ஓசிக்கில் அடிச்சிட்டாங்கன்னா வேற பாட்டு ஓசிக்கில் அடிச்சிடும் அதனால் ரொம்ப பைப்பாக இருக்குது கீழே பொறுத்து ஆசையை பண்ணுறணும் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துடணும் சரி ரைட்டு பார்ப்போம் டெட்ட டெட்ட வண்டி முன்னாடி போக பின்னாடி வருது சரி ரைட்டு என்னடா வண்டி வச்சிருக்கீங்க டே அடி அப்பாடா வேற லெவலு இங்கே ஒரு ஹெட்டு வேற லெவலு வேற லெவலு அடுத்து வேறு வேறு வேறு வேறு வேறு வேறு எங்கடா இனிமி எங்கே இனிமி ஐயோ இனிமி கிடைக்க மாட்டேங்கானே இனிமி கிடைக்க மாட்டேங்கானே சரி சரி வேற லெவல் வேற லெவல் வேறு லெவலு அப்படி சொல்லிட்டு எங்கள் இனிமிக்கா அங்கிட்டு ஒரு இனிமே காமங்க ஐயோ வண்டியை எடுக்கும் போதாண்டா இனிமி வரீங்க எவ்வளோ நேரம் வெளியே நிற்க வந்து மண்டையை காமிக்கா பற்றி சாவட சாவு செத்து தொலை ம் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் அடுத்து எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் டே எனிமி கடா இருக்கா வண்டியில் ஏறனோட டபார்னு வந்து மூஞ்சி முன்னாடி உருவாகும் எப்படி தான் தெரில இந்த கருணாகர செட்டிங் நினைக்கிங்க கரெக்டாக மிஸ் ஆகும் எப்படி தான் வண்டியை கொண்டு வரும்போது மிஸ் ஆயிடுறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குச்சு ரைட்டு அடிச்சு பின்னாடி ஒரு நாய் இருந்துச்சே எங்கடா இருக்க டே எங்கடா அதுக்குள்ள வயசான அடி இந்த இருக்காம இருக்கேன் அடி போட்டு வேற லெவலு ம் இதோட எத்தனை கிள்ளி மொத்தம் இருபத்தி ரெண்டு கிள்ளி அடிச்சாச்சு கேஸ் ம் என்ன காமிக்க முடியுது ரைட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கும்ல அப்போ கிள் கிடைக்கும் ரைட்டு பார்ப்போம் இங்கே ஒரு எனிமி இவன் வந்து செத்துட்டானா எப்படி தெரியலையே ஐயோ எங்கே எங்கே போச்சு என் கில் என் கில் அந்த இருக்கான் அப்பாடே வேறு வழி இருபத்தஞ்சு கில் அடிச்சு ரைட்டு வண்டியில் ஏறுவோம் எங்கே எனிமி இருக்கான் எங்கே எனிமி கண்ணு தெரிய மாட்டேங்கிறது கரெக்டாக வண்டியில் ஏறும்போதுண்டா மண்டியில் உருவாகி வருவீங்க எங்கடா இருக்கீங்க கிளாக் டவர்லேயே எனிமி இல்லைனா எங்கே பிறந்து நான் ரைட்டு பார்ப்போம் வெயிட் பண்ணி பாருங்கள் இங்கேயோ மெசேஜை போட்டு கொள்ளாதீங்கடா என்ன என்னடா நீங்கள் எல்லா பக்கமும் மெசேஜ் போட்டு கொள்றீங்க இது எப்படி கைஸ் சாப்பிட்றது எனக்கு சுத்தமாக தெரியல யார் யாருக்கா தெரிஞ்சுது அப்படின்னா வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க ஓகேவா ஸோ இவங்க வந்துட்டு வண்டி ஓட்டமும் மிஸ் ஆயிடுவாங்களே பரவாயில்லையே கில் கிடச்சிட்டே எப்படின்னு தெரியலையே சரி ரைட்டு பார்ப்போம் இங்கே பாருங்க ஓவர் கீட்டிங்க ஐயோ ஓவர் கீட்டிங் வேறு அதுதாமே சரி ரைட்டு ஐயோ மிஸ் சைட்டாண்டா இவனை இவனை இவனே உனக்கு வண்டி ஓட்ட தெரிலடா வண்டி ஓட்ட தெரிலன்னு கமெண்ட் பண்ணிடுவாங்க இருடா இருடா இருடா இருடா இருடா ஆக்கியா பாட வேறு லெவலில் அடிச்சாச்சு அழுத்தியாச்சு மொத்தம் இருபத்தி நாலு கிலோ அடிச்சாச்சு கேஸ் சோலா வர்ஸ் ஸ்குவாடியில் இருபத்தி நாலு கிலோ அடித்தா எக்ஸ்ஆர்எஃப்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் ஹேஷ்டாக் போடுங்க ஓகே சோ அடிச்சு அடிச்சு வேற லெவலி எங்கே இருக்கா எங்கே இருக்கா எங்கே இருக்கா இனிமே ஐயோ சோனை வந்துட்டு இருக்கேன் டேய் டேய் டேய் வேகமாக நீரா இறா இறா இறா ஐயோ இறா இரா இறா ஐயோ பட வேற லெவலி வண்டி எடுத்தாச்சு ஐயோ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அப்படி வண்டி எடுத்தாச்சு மெடிக்கிட்ட போட்டு வேற லெவலில் வண்டியை ஓட்டிக்கொண்டே இருக்கோம் எங்கே இனிமி இருக்கான் அடுத்துன்னு பார்த்து கொண்டு இருக்கோம் இங்கிட்ட ஒருத்தர் வேனில் அழுத்திட்டு இருக்கான் டேய் வேனில் அழுத்தாவே செத்து தொலைஞ்சு போயிடுவேன் அதுக்கப்புறம் ரொம்ப போய் ஐயோ வண்டி ஓட்ட தெரியாமல் அங்கே போய் முட்டுக்கிட்டு போச்சுங்களோ டே டேய் டேய் எங்கடா இருக்க அந்த அந்த அங்கிட்ட ஒரு மீன் இருக்கு அவனை விட ச சம்பவம் பண்ணியாச்சு சரி இங்கிட்டு ஒரு நாய் அடிச்சுட்டு இருந்து சேர்ந்தனா இங்கே டேய் டே டே டேய் இங்கே ஒரு நாய் இருந்தது அந்த அடி அடி அப்படம் வரவழி எல்லாமே ஹெட்டு தாண்டா பறக்க விடுவோம் சும்மா தெரிக்க விடுவோம் எங்கே எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது சரி ரைட்டு பாருங்க எங்கே இருக்கோம் எங்கே இருக்கோம் இங்கே ஒரு ரெண்டு நாய் அடி அடிப்பிடி சண்டை போட்டுட்டு இருக்கு டைட் டைட்டாக என் கையில் சாவுங்கடா நீங்களே செத்து தொலைஞ்சிடா இங்கே அடிப்பிடி சண்டை போட்டு அப்பாடா வேற லெவலுக்கு ஹெட்டு இரநூத்தி ஐம்பத்தெட்டா அப்படி போட்டு வேற லெவலுக்கு சரி ரைட்டு பார்ப்போம் இன்னொரு ரெண்டு நாய் சண்டை போட்டுட்டு இருக்கு டேய் நீங்களே சண்டை போட்டு சேர்த்து இங்கே எனக்கு இல்லை தாங்கடா டேய் டே day day. அடி அடி ஐயோ ஜிக்க முடிய ஜிக்க முடிய அடி அடி அடி அப்படா வர போடு வரல ஐயோ ஐயோ எங்கே இருந்து அடியா எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி அடிக்காங்களே ஐயோ ஐயோ கடவுளே என்னடா அடி பொழுது டேய் டேய் எங்கடா இருக்கீங்க இன்னொரு ஏழு பேர் ஆறு பேர் இருக்கானுங்க சரி பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படி சொல்லி அடி அடி அடி அடி ஐயோ சிக்க மாட்டியா சிக்க மாட்டிக்காண்டா சிக்க மாட்டியா சரிட்டு பார்ப்போம் இந்த பாட்டை அடிச்சாச்சு மொத்தம் இன்னும் ஆறு அஞ்சு பேர் இருக்கானுங்க என்ன நடந்திருக்கு அஞ்சு பேராக செஞ்சுருப்போமா இல்லை அஞ்சு பேர் சேர்ந்து என்னையும் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க இங்கே இங்கே ஒன்றும் இல்லையா ரைட்டு பார்ப்போம் வண்டி எடுத்து தான் போகணும்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை இல்லை அடிச்சிடும் அடிச்சிடும் அடிச்சு அடிச்சு செஞ்சு சாப்பாடை வேறு லெவலில் செஞ்சாச்சு அங்கிட்டு ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு டே டே டே டே சிக்க மாட்டிக்கடா சிக்க மாட்டிக்க பாட்டு அடிக்க தெரியலன்னு கமெண்ட் பண்ணிடுவாங்க ஐயோ ஐயோ அடி அடி அடி அடி அடிடா ஐயோ சிக்க மாட்டிக்காண்டா சிக்க மாட்டிக்க அடி அடி அப்பாடா வேறு லெவலில் ஹெட் அடிச்சாச்சு சரி ரைட்டு இன்னொரு எத்தனை பேர் இருக்கானுங்க மூணு பேர் இருக்கானுங்க மூணு பேரை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கா அவ்வளோ தூரத்தில் இருக்காம இருக்கேன் ஒற்றை கிலோமீட்டருக்கு அக்கிட்டாமல் இருக்காங்க எப்போ நான் அடிப்பேன்டா எனக்கு கோப்பட்டை அடிக்க தெரியாதுடா கிட்ட வந்து அடி வாங்கடா மாட்டேயா சரி ரைட்டு இங்கே ஏதாவது லூட் இருக்கா என்கிட்ட வர எம் ஃபோர் எம் ஒன்று கம்பருங்க அது பேர் வந்து ஏஆர்எம்மோ ஏஆர்எம்மோ இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு சரி ரைட்டு அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கில்லே எடுத்தாச்சு சரி ரைட்டு இங்கிட்ட ஒரு பேருக்கு அடி அடி போகிற வேற லெவலு இன்னும் ஒருத்தர் தான்டா இருக்கான் சவுண்டு கொடுறா எங்கடா இருக்கா சிக்னல் கொடுறா அடே அடிச்சு போடுவாங்க போல இருக்கே ஒருவேளை அந்த ஒரு ஆள் ப்ரோ பிளேயர் வந்து நினச்சிருது ரொம்ப பயமாக இருக்கேன் எனக்கு ப்ரோ ஐயோ எங்க இருக்கான்னு தெரியலையே டேய் பாட்டு அடிக்குதுன்னு கமெண்ட் பண்ணி விட்ருவாங்கடா டேய் கரெக்டாக வந்து என்கிட்ட அடி வாங்கடா டே எங்கடா இருக்க டாய் எங்கடா இருக்க நாய எங்கே இருக்க என்கிட்ட வந்து அடி வாங்கு எங்கே இங்கே ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சுல திடீர்னு ஏதோ ஒன்று பார்த்த மாதிரி இருக்குது அதான் அதுதான் அடி அதான் அடிக்கு அதுதான் அடிக்குது அது இனிமையே தான் சி அது வந்து ப்ரோ பிளேயர் தான் அந்த ப்ரோ பிளேயரை இப்போ வந்துட்டு அடிக்க போகிறோம் அட்ரா போடு ஃபினிஷிங் எப்படி அவன் அடிச்சிருப்பான்